சிவோம் சிவோம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா கேட்டது கிடைக்கும் கல்லுப்பு ரகசிய வழிபாடு பொதுவாக ஒரு வீட்டில் லக்ஷ்மி கடாஷம் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னா அந்த வீட்டில் உப்பு நிறைய இருக்கணும் அப்படின்னு தெரியவங்க சொல்லுவாங்க ஏன்னா லக்ஷ்மி தேவி கடலில் தோன்றியவங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் அதே போல் உப்பும் கடலில் தோன்றக்கூடிய ஒரு பொருள் அப்படின்றதுனால உப்பை வந்து லக்ஷ்மி தேவியோட உருவமாக எல்லாரும் பார்க்குறாங்க இதனால் தான் வீட்டில் எப்பயுமே உப்பு இருக்கணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க உப்புக்கு உள்ள மகத்துவத்தை பல பேர் பல விதமாக நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க பல பரிகாரங்களாக சொல்லியிருப்பாங்க அதாவது திருஷ்டி சுற்றும் போதும் மந்திரிக்கும் போதும் உப்பை உப்பை வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க அதுபோல் நமது பிரச்சனைகள் தீரணும்னு கோவிலில் கூட உப்பை வாங்கி வச்சு வழிபடணுன்ற பழக்கமும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உப் நம்ம பாவம் தீரணும் அப்படின்றதுனால உப்பு நிறைஞ்ச கடல் நீரில் குளிக்கிறோம் ஈமச்சடங்கும் செய்கிறோம் உப்பு உணவில் மட்டும் இல்லாமல் நம்ம ஆன்மீக வாழ்க்கையிலேயே ரொம்ப முக்கியமானது விதையும் இல்லாமல் மண்ணும் இல்லாமல் கடலில் தோன்ற இந்த அதிசய விளைச்சலை இயக்காத விஞ்ஞானிகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட சக்தி வா சக்தி வாய்ந்த கல்லுப்புனை பயன்படுத்தி நமக்கு நன்மை தரும் ஏழு கல்லுப்பு பரிகாரங்கள் பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல் பரிகாரம் கேட்டது கிடைக்கும் உப்பு பரிகாரம் இதுக்கு ஒரு சுத்தமான டம்ளரை எடுத்து அதில் தண்ணி ஊற்றி ஒரு ஸ்பூன் கல்லுப்புன்னு சேர்க்கணும் இதை வந்து வீட்டோட தென்மேற்கு மூலையில் வைக்கணும் இப்படி செஞ்சோன்னா வீட்டில் இருக்கிற தீய சக்தி நீங்கி வீட்டில் நன்மைகள் பெருகும் இந்த பரிகாரத்தை தினமும் செய்யணும் அப்படி செஞ்சோன்னா பண கஷ்டங்கள் நீங்கி நம்ம பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இந்த முறையை தினமும் செய்வதாக இருந்தால் தினமும் டம்ளரில் புது நீரை மாற்றி செய்ய வேண்டும் பழைய நீர்னால் ஊறும் தண்ணியில் வந்து ஊற்றிடணும் பரிகாரம் ரெண்டு கணவன் மனைவி பிரச்சனைகள் தீர கல்லுப்பு பரிகாரம் பொதுவாக கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு மன வருத்தம்லாம் ஏற்படும் போது ஒரு கிண்ணத்தில் கல்லுப்புனை எடுத்து அவங்க பெட்ரூமில் ஒரு ஓரத்தில் வச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கிற கருத்து வேறுபாடு மன வருத்தம்லாம் நீங்கி விரைவில் அவர்களுக்குள் ஒற்றுமை ஏற்படும் என்பது ஐதீகம் மூன்றாவது பரிகாரம் புளியலறை கல்லுப்பு பரிகாரம் ஒரு சுத்தமான கிண்ணத்தில் கல்லுப்புல போட்டு அவங்களோட குளியல் அறையில் தண்ணீர் படாத இடத்துல வைக்கணும் நாளுக்கு நாள் அந்த உப்பு என்னாகும்னா கரைய ஆரம்பிக்கும் அப்போதெல்லாம் அந்த கிண்ணத்தில் புது உப்பை போட்டுகிட்டே இருக்கணும் இப்படி செய்கிற பரிகாரத்தினால அவங்க வீட்டில் இருக்கிற கண் திருஷ்டி மற்றும் தரித்திரம் வந்து நீங்கும் அப்படின்னு நம்பப்படுது பரிகாரம் நாலு கல்லுப்பு குளியல் பரிகாரம் குளிக்கும் நீரில் சிறிதளவு கல்லுப்புனை சேர்த்து குளி குளித்தோம் அப்படின்னா நம்ம அண்டி இருக்கிற கெட்ட சக்திகள் எல்லாம் விலகுன்றது நம்பப்படுது மேலும் திருஷ்டியால் ஏற்படுற உடல் சோர்வு உடல் வலி உடல் அசதி அதுவும் நீங்கும் சருமத்தில் உள்ள நச்சுத்தன்மைகளை நீக்க உப்பு வந்து ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க பரிகாரம் ஐந்து வீட்டம் சு வீட்டை சுத்தம் செய்யும் கழுப்பு பரிகாரம் வாரத்தில் ஒரு முறை வீட்டை கழுவி சுத்தம் செய்யும் போது அந்த தண்ணீரில் சிறிதளவு கழுப்பினை சேர்த்து கரைச்சி வீட்டை கழுவி சுத்தம் செஞ்சோம் அப்படின்னா வீட்டில் நிறைஞ்சிருக்க எதிர்மறை சக்திகள் தீய சக்திகள் எல்லாம் மறைஞ்சு வீட்டில் நேர்மறை சக்திகள் உருவாகி நிறைய நன்மைகள் நிகழும் அப்படின்றது ஐதீகம் பரிகாரம் ஆளு ஆறு வாளி நீரில் கல்லுப்பு பரிகாரம் நம்மளை தொடர்ந்து துரத்துகிற எதிர்மறை எண்ணங்கள் கோபம் மன அழுத்தம் உச்சகட்ட உணர்ச்சிகள் திருஷ்டியால் ஏற்படுற கஷ்டம் செய்வினை கோளாறுகள் இந்த மாதிரி துன்பங்கள் வந்து நீங்கணும் அப்படின்னா வாளியில் சிறிதளவு நீர் ஊற்றி அதில் ஒரு பேக்கெட் கல்லுப்பு கொட்டி கால்களை வந்து அவற்றில் வைத்து சிறிது நேரம் நாற்காலியில் வந்து கண்மூடி உட்காந்து நம்ம மனசில் தோன்ற எதிர்மறை எண்ணங்கள்லாம் தள்ளி வச்சுட்டு நேர்மறையாக யோசிக்கணும் அப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு எதுவும் கஷ்டம் இல்லை அப்படின்னு நேர்மறையாக சொல்லணும் இப்படி செய்யும்போது நம்ம மனசில் இருக்க எதிர்மறை எண்ணங்கள் நீங்கி நேர்மறை எண்ணங்கள் நிறைய பெருகும் அப்படின்றது நம்பிக்கை ஸோ இந்த ஏழு பரிகாரங்களும் ரொம்ப உபயோகமாக உங்களுக்கு இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இது மட்டும் இல்லாமல் எட்டாவது ஒரு பரிகாரமாக சொல்கிறேன் இது ரொம்ப முக்கியமானது எல்லாராலையும் செய்யக்கூடியது இது வந்து கேட்டது கிடைக்கும் கல்லுப்பு பரிகாரம்னு சொல்கிறாங்க பிரம்ம முகூர்த்தத்தில் அதாவது நாலு மணிக்குள்ளே எந் எழுந்து இரண்டு கைகளிலும் கல்லுப்பினை வந்து வச்சுக்கிட்டு கிழக்கு பார்த்து உட்காந்து அந்த கையை வந்து நம்ம தொடையில் வச்சுக்கணும் கண்மூடி நம்ம வந்து நம்ம மனசில் இருக்க எண்ணங்கள் எதிர்மறை எண்ணங்கள்லாம் விட்டுட்டு பத்து நிமிஷம் நம்மளுக்கு என்ன வேணுமோ ஒரு பர்ட்டிகுலர் விஷயத்துக்காக நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்கிறீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கும் உங்கள் மாமியாருக்கும் ஒத்து வராது அப்படின்னா நீங்கள் பத்து நிமிஷம் வாய் விட்டும் சொல்லலாம் மனசுக்குள்ளேயும் வேண்டலாம் எப்படி செல்ல சொல்லணும் அப்படின்னா எனக்கும் என் மாமியாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் நல்லா இருக்கோம் எங்கள் மாமியாருக்கு என் மேலே பாசம் அதிகம் அப்படின்னு எவ்வளோ நேர்மறையாக ஒரு பிரச்சனையை பற்றி சொல்ல முடியுமோ அவ்வளோ நேர்மறையாக பத்து நிமிஷங்கள் வந்து வழிபாடு செய்யணும் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மனசில் இருக்க எதிர்மறை எண்ணங்கள் குறைஞ்சிரும் இந்த எதிர்மறை எண்ணங்கள்னால வர்ற தீங்கும் வந்து அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் அந்த கல்லுப்பை என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம முன்னாடி இருக்கிற ஒரு வெள்ளை பேப்பரில் அந்த கல்லுப்பை போட்டு மடித்து அதை வந்து ஓடுற தண்ணியில் விட்டுறணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி செய்கிறதுனால பிரச்சனையெல்லாம் போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கக்கூடாது இது வந்து புதுசாக நான் கண்டுபிடிச்ச முறை கிடையாது இது பழங்காலத்துலேருந்து தொன்று தொட்டு செய்கிற முறை ஆனால் வந்து இடையில வந்து பெரியவங்க நம்மளுக்கு சொல்லி கொடுக்காதனால இதை நம்ம இப்போ வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது இது வந்து அறிவியல் முறை நிறைஞ்ச ஒரு பரிகாரமாகவும் கருதப்படுது அது மட்டும் இல்லாமல் திருஷ்டி சுற்றும் போதும் மந்திரிக்கும் போதும் உப்பை வச்சு சுற்றி போடுவதை நம்ம பார்த்துருப்போம் அதாவது உப்பு வந்து அந்த இடத்துலையோ அல்ல அந்த உடல்லையோ இருக்க எதிர்மறை எண்ணங்களை ஈர்க்கிற சக்தி இருக்குது அப்படின்றது நம்பப்படுறனால தான் திருஷ்டி சுற்றும் போதும் மந்திரிக்கும் போதும் கல்லுப்பை பயன்படுத்துகிறாங்க இதையெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு விட்டுறக்கூடாது இதில் இருக்கிற அறிவியல் என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அறிவியலில் இதை வந்து ஓரா சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எதிர்மறை சக்தி நெகட்டிவ் எனர்ஜி நேர்மறை சக்தி பாசிட்டிவ் எனர்ஜி இந்த ரெண்டும் தான் நம்ம வாழ்க்கையில் நடத்தி வழிநடத்தி செல்லுது அப்படின்னு அறிவியலில் நம்பப்படுது உப்பு வந்து எதிர்மறை சக்தியை வெளியேற்ற ஒரு பொருளாக கருதப்படுது கைக்குள்ளே உப்பு வச்சு நம்ம வேண்டும் பொழுது நம்ம உடம்புல இருக்க எதிர்மறை சக்திகள் எல்லாம் அந்த உப்பில் வந்து சேகரிக்கப்படுது அதனால தான் அந்த உப்பை வந்து ஒரு வெள்ளை பேப்பரில் சேகரித்து அதை ஓடில் த ஓடுற தண்ணியில் விட்டுறணும் அப்படின்னு நான் சொன்னேன் இன்றைக்கும் நம்ம கிராமங்களில் பார்த்திங்க அப்படின்னா உப்பை யாருமே கடன் வாங்க மாட்டாங்க அப்படியே வாங்கினாலும் கையில் டேரெக்டாக வாங்க மாட்டாங்க ஏன்னா அப்படி உப்பு கடன் வாங்கும்போது வாங்குறவங்க கிட்ட இருக்கிற எதிர்மறை எண்ணங்கள் வந்து கொடுக்குறவங்களுக்கு வந்து சேர்ந்துரும்னு நம்புகிறாங்க அதனால தான் இந்த உப்பு வந்து ஆன்மீக விஷயங்களில் முக்கிய இடத்தை பெற்றிருக்கு நீர் சூழ் உலகு அப்படின்னு தமிழ் மொழியில் ஒரு வாக்கியம் இருக்குது அதாவது இந்த உலகம் எழுவத்தி மூன்று சதவீதம் கடல் நீரால் சூழப்பட்டது இருபத்தி ஒரு இருபத்தி ஒன்பது சதவீதம் நிலத்தால் சூழப்பட்டிருக்குது இப்படிப்பட்ட இந்த கடல் வந்து மனுஷங்களுக்கு பல விதமான நன்மையான விஷயங்களை தந்துகிட்ருக்கு அதில் ஒன்று தான் இந்த உப்பு இந்து மத வேதங்கள் மட்டும் இல்லாமல் எல்லா சாஸ்திரங்களும் கடல் வந்து ஒரு ஆன்மீக விஷயங்களில் முக்கியமான இடம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கடல்லேருந்து மனுஷனுக்கு உண்ணும் உணவை ருசியூட்டுறதுக்கும் பல நன்மைகளை கொடுக்கறதுக்கும் ஒரு பெறப்பட்ட ஒரு பொருள் தான் உப்பு இப்படிப்பட்ட உப்பை வந்து ஆன்மீக ரீதியில் கரெக்டாக பயன்படுத்துறதுனால வீட்டில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் செல்வ நிலை உயரும் நம்ம வீட்டிற்கு மாதா மாதம் வாங்கல மளிகை பொருட்களில் மகாலட்சுமியின் அம்சமான கல்லுப்பை தான் முதல்ல வாங்கணும் அப்படின்ற வழக்கத்தை இனிமேலாவது நம்ம கடைபிடிக்கணும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் எப்போதும் இந்த கல்லுப்பு வந்து சுத்தமாக தீந்து போகாத மாதிரி பார்த்துக்கணும் எல்லா சமயங்களும் குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் உப்பு தரையில் சிந்தாத மாதிரி பார்த்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை ஒரு கைப்பிடி கல்லுப்பை மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி வச்சு வழிபட்டோம் அப்படின்னா வீட்டில் இருக்க பண கஷ்டம் தீரும் அப்படின்றது நம்பிக்கை பழங்காலத்தில் வீட்டில் இருக்க வயசான பெண்கள்லாம் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு கொஞ்சம் காஞ்ச மிளகாயும் கொஞ்சம் கல்லுப்பும் எடுத்து திருஷ்டி சுத்திரி போடுற பழக்கம் உண்டு அப்படி அந்த திருஷ்டி ஆஹ் காஞ்ச மிளகாயும் கல்லுப்பும் தீயில் எரிக்கும் போது பொறிச்சு வெடிச்சது அப்படின்னா நம்ம உடம்பு வந்து தீய சக்திகளை நிறைய வந்து சேகரித்து வச்சுருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதனால் நம்மளும் இனிமேல் வாரத்திற்கு ஒரு முறையாவது இந்த திருஷ்டி சுத்துற முறையை கடைபிடிக்கணும் நமது உடலை சுற்றி சாதாரண மனித கண்களுக்கு தெரியாத சூ சூட்சம சக்தி உடல்கள் அப்படின்ற ஒரு அலைகள் அறிவியல் சம்மந்தமாக சொல்லணும் அப்படின்னா எனர்ஜி அலைகள் எனர்ஜி கற்றைகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சக்தி உடல்கள் வந்து நம்ம டெய்லி வெளியில் போயிட்டு வரும்போது நமக்கு அருகே வரக்கூடிய எதிர்மறை சக்தி அலைக்கற்றைகளை ஈர்க்கக்கூடிய ஒரு விசேஷ குணம் வந்து நம்ம உடலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி ஈர்க்கப்பட்ட எதிர்மறை எண்ணங்கள் வந்து நம்ம குளிக்கும்போது தண்ணீரில் கல்லுப்பு சேர்த்து குளிக்கிறதுனால அந்த எதிர்மறை எண்ணங்கள் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க ஸோ இதில் பின்னா இதுக்கு பின்னாடி இருக்க அறிவியலையும் நம்ம யோசித்து இந்த வழக்கத்தை கடைபிடிக்கணும் அப்படின்றது தான் நம்ம முன்னோர்களுடைய ஆசை தண்ணீருக்கு மட்டும் உப்பு பயன்படுத்தாமல் சமயங்களில் வீடை சுத்தம் செய்யவும் தண்ணீரில் சிறிதளவு கடலுப்பு கலந்து சுத்தம் செஞ்சோம் அப்படின்னா ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் பண வரவும் கிடைக்குன்றது நம்பிக்கை இப்படி கல்லுப்பை அடிக்கடி பயன்படுத்துறதுனால நம் வீட்டில் ஏதாவது வாஸ்து தோஷம் இருந்ததுன்னா கூட அதுவும் மறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க நன்றி இந்த மாதிரி பல வகையான ஆன்மீக தகவல்களை கேட்க ஓம் ஷிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவோம்